ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐக்யூ செவன் லெஜண்ட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம் ஃபோ ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டி கொடுத்துருக்கான் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா six point six two inch AMOLED display full HD plus கொடுத்துருக்கான் ஃபோனோட பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் எம்ஹெச் பேட்ரி கொடுத்துருக்கான் அறுபத்தி ஆறு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கான் ஃபோனோட மெயின் கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு எம்பி அல்ட்ராவோட வந்து பதிமூணு எம்பி இதில் எட்டு எம்பின்னு கொடுத்துருக்கான் ஆனால் எட்டு எம்பியில் ரெண்டு டெப்த்து கேமரா கொடுத்துருக்கான் செல்ஃபிக்கு வந்து பதினாறு எம்பி கொடுத்துருக்கான் ஃபோனோட ரேம் ஸ்டோரேஜ் வந்து மூணு டைப்பில் கொடுத்துருக்கான் நம்ம வந்து எயிட் ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு சொல்கிறோம் நான் மூணோட ஃபோன் லிங்க்கு கீழே தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணுங்கள் ஐக்யூ செவன் லெஜண்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் வருது